தேவன் நம்மை கட்டுவிக்கிற ஆண்டு கட்டுவிக்கும் ஆண்டு இயர் ஆஃப் ரீபில்ட் தேவன் திரும்ப கட்டுவதாக சொல்லுகிறார் இதற்கு ஒரு பொருள் என்னன்னா ரெனவேட் தேவன் திருப்பி நமக்கு செய்ய போகிற திரும்ப தேவன் நமக்கு தரப்போகிற ரெனவேட் திரும்பவும் தேவன் அப்படி நமக்கு செய்வார் திரும்ப செய்வார் அவருக்கு நம்பிக்கை இருக்கும் வரை நம்மை குறித்து தேவனுக்கு அந்த குறித்த சித்தம் அல்லது அவருடைய நோக்கம் நிறைவேறுகிற வரை தேவன் எத்தனை முறை இடிந்தாலும் அதை மீண்டும் எழுப்புவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் இந்த கட்டுவிப்பதாக தேவன் சொன்ன வார்த்தை ரீபில்ட் என்கிற வார்த்தை ரிவைவல் ரெனவேட் இப்படி அநேக ஆவிக்குரிய எழுப்புதலை காட்டுகிற அந்த பதங்களோடு இது தொடர்புடையதாக இருக்கிறது இந்த அறிமுக செய்தியிலே தேவன் கட்டுவித்தல் என்பதிலே இருக்கிற மூன்று விசேஷங்களை நமக்கு தேவன் வெளிப்படுத்த போகிறார் என்னோடு சேர்ந்து வேகமாய் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் கட்டப்படுதல் என்றால் என்ன என் கட்டப்படுவது என்பது என்ன என்கிற அந்த கேள்விக்குள்ளாக மூன்று காரியங்களை விசேஷமாய் இந்த காலை வேளையில் கத்த நமக்கு வெளிப்படுத்தி நம்மளோடு அவர் இடைபட போகிறார் என்னோடு சேர்ந்து வேதத்தை திருப்பிக் கொண்டு நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதத்திலே முதலாம் வசனத்தை எடுத்த ஒருவர் வாசியுங்கள் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதத்திலே முதலாம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கட்டுதல் நல்லா கேட்டுக்குங்க இங்க சொல்லப்படுற கட்டுதல் எல்லாரும் கவனிக்கிறீங்களா இங்க சொல்லப்படுகிற கட்டுதல் கட்டுவிக்குதல் என்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா எழுத்தின்படி எழுத்தின்படி ஒரு கட்டு வீரமாக ஒரு வீட்டையோ ஒரு சபையையோ ஒரு ஸ்தாபனத்தையோ ஒரு மாளிகையோ ஏதாவது ஒன்றை எழுத்தின்படி கல் மண் சிமெண்ட் என்று சொல்லி வைத்து கட்டுகிற ஒரு கட்டிடத்தை ஒரு பில்டிங்க கர்த்தர் இந்த வசனத்துல நமக்கு காட்டுகிறார் எழுத்தின்படி தேவன் கட்டுகிற ஒரு அமைப்பு தேவன் கட்டுகிற தேவன் கட்டுகிற கட்டிடமாய் தேவன் கட்டுகிற ஒரு அமைப்பு கவனிச்சுட்டே வரணும் கட்டிடமாய் கட்டுதல் என்கிற வார்த்தைக்கு ஒரு பொருள் இருக்குது என்னன்னா உருவாக்குதல் ஒரு அமைப்பை ஒரு வீட்டை ஒரு சபையை ஒரு ஊழியத்தை எழுத்தின்படி ஒரு அமைப்பாக கட்டுதல் எழுத்தின்படி எல்லாரும் சொல்லுங்க எழுத்தின்படி ஒரு அமைப்பாக இது லிட்ரலா சொல்லணும்னா இது ஒரு பில்டிங் லிட்ரலா சொல்லணும் இது என்ன பில்டிங் நல்லா கவனிச்சுக்கோங்க தேவன் இந்த வருஷத்துல நமக்கு இந்த வசனத்தின் வழியாக எதை சொல்றாருன்னா எதை சொல்றாருன்னா எழுத்தின்படி நமக்கு வேண்டிய எல்லா அமைப்பையும் தேவன் கட்டுவார் தேவன் கட்டுவார் நல்லா கேட்டுக்கங்க வீடு இல்லை என்று அங்கலாய்க்கிறவர்களுக்கு தேவன் வீட்டை கட்டுவார் வீடு இல்லை என்கிறவர்களுக்கு தேவன் வீட்டை கட்ட ஆரம்பித்தேன் முடிக்க முடியவில்லை என்று கொண்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் அதை முடிப்பதற்கு உதவி செய்வார் அதை முடிப்பதற்கு உதவி செய்வார் வீடு இருந்துச்சு என் சூழ்நிலை நிமித்தமாக நான் அதை இழந்துட்டேன் என்னுடைய சூழ்நிலை நிமித்தமாக நான் அதை விட்டுட்டேன் என்னுடைய சூழ்நிலை நிமித்தமாக அது அடமானத்தில் வைத்து முழுகி விட்டது அது சொந்த பந்தங்களால அது திருடப்பட்டு விட்டது எடுத்து கொள்ளப்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய லெவல்ல யார் இருந்தாலும் தேவன் உங்களுக்கு சொல்றாரு அதையெல்லாம் எழுத்தின்படி நான் திரும்ப உனக்கு தருவேன் திரும்ப உனக்கு திரும்ப உனக்கு வீட்டை கட்டி முடிக்க முடியாமல் இருக்கிறவர்கள் கட்ட ஆரம்பித்து அதை செய்ய திணறிக் கொண்டிருக்கிறவர்கள் ஒருவேளை கட்டுவதற்காக பல நாட்கள் காத்திருந்தும் இன்னும் அதற்குரிய அறிகுறி தென்படாமல் இருக்கிறவர்கள் ஒருவேளை வீடு இருந்துச்சு அதை நான் சூழல் நிமித்தமாக தொலைச்சிட்டேன் இழந்துட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அமைப்பு இருந்துச்சு ஒரு கம்பெனி வச்சிருந்தேன் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்படி எந்த சூழ்நிலை நீங்க எதை எதையெல்லாம் நீங்க எழுத்தின்படி இழந்தவர்களாக காணப்படுகிறீர்களோ அதை எல்லாவற்றை கத்தர் சொன்னார் லூக்கா பத்தொன்பது பத்தின் படி உனக்கு நான் அதை திரும்ப தருவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் எல்லாரும் கரந்தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்கள் லூக்கா பத்தொன்பது பத்தின் படி சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க லூக்கா பத்தொன்பது பத்தின் படி சொல்லுங்க லூக்கா பத்தொன்பது பத்தின் படி லூக்கா பத்தொன்பது பத்தின் படி நான் இழந்த கட்டிடத்தை நான் இழந்த என்னுடைய அமைப்பை நான் இழந்திருக்கிற என்னுடைய இடத்தை திரும்ப நான் பெற்றுக்கொள்ளுவேன் ஹாலலூயா சபையே உங்களுக்கும் எனக்கும் தேவன் செய்கிற ரட்சிப்பிலே இது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது எதை நாம் இழந்திருக்கிறோமோ எதை நாம் தொலைத்திருக்கிறோமோ எது நமது வாழ்க்கையிலே கெட்டு போய் கிடக்கிறதோ எது நமது வாழ்க்கையில எது நம்முடைய வாழ்க்கையில இன்கம்ப்ளீட்டா இருக்குதோ எது நம்முடைய வாழ்க்கையில திருத்த முடியாத ஒரு கரப்டாக இருக்கிறதோ அது எல்லாவற்றை கத்தர் சொல்றாரு நான் உனக்கு திரும்ப அதை கட்டித்தருவேன் என்று கத்தர் சொல்லுகிறான் ஹாலலூயா ஹாலலூயா பிஸ்னஸ் இழந்துட்டீங்களா ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை நான் ஏற்படுத்தினேன் எனக்காக என்னுடைய பெரு பெரிய பிரயாசத்திலே நான் இதை செய்து விடலாம் என்று சொல்லி ஒன்றை ஏற்படுத்தினேன் ஒன்றை அமைத்தேன் ஒன்றை உருவாக்கினேன் ஒரு அடித்தளமிட்டேன் ஆனால் அதை சுதந்திரிக்க முடியாமல் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ ஜனமாகிய சபைக்கு தேவன் இன்றைக்கு சொல்றாரு உங்கள் ஒவ்வொருவருக்கு கத்தர் சொல்றாரு நான் மறுபடியும் அதை கட்டுவேன் என்று சொல்லுகிறார் ஹலோ உங்களுக்கு நான் இப்படி சொல்லும் போது ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னா அங்க போட்டிருக்குது இசரவேல் என்னும் கன்னிகையே என்ன சொல்றார் ஆண்டவர் இசரவேல் என்னும் கன்னிகையே உனக்கு நான் அப்படி செய்வேன்கிறார் யாருக்கு யாருக்கு செய்வேன்கிறாரு கன்னிகைக்கு செய்வேன்கிறார் என்ன காரணம் அப்படிங்கும் போது மூல மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா இசரவேல் என்னும் கண்ணிகையே அப்படிங்கிற இந்த வார்த்தை வார்த்தைய அது எப்படி சொல்லுதுன்னா நீ வந்து விளையாற பெற்றவள் நீ ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார் நீ பிரீசியஸ் சொல்றார் என்ன சொல்றாரு விலை மதிக்க முடியாதவள் நீ நம்ம எல்லாரையும் பார்த்து கத்து சொல்றாரு இசைவேல் என்னும் கண்ணிகையே அப்படின்னு என்ன அர்த்தம்னா எனக்கு நீ விளையேற பெற்றவள்னு கத்த நமக்கு சொல்றாரு என்ன சொல்றாரு என்னன்னு சொல்றாரு ஏன் ஆண்டவர் நம்மளை மட்டும் கண்ணிகையா பாக்குறாரு தெரியுமா நம்ம மேல எப்பவும் தேவனுக்கு சலுப்பும் வரல அழுப்பும் வரல தளர்வும் வரல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இப்போ நல்லா கேட்டுக்கங்க சில நேரம் நம்மளை பெற்றவங்களுக்கு நம்ம மேல சலிப்பு வரும் நாம பெற்றவங்களுக்கு நாம பெற்றெடுத்தோம் பார்த்தீங்கன்னா அதுகளுக்கு நம்ம மேல சலிப்பு வரும் நீங்க கட்டின வாழ்க்கை துணையின் மேல உங்களுக்கு சலிப்பு உண்டாகலாம் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையை நண்பர்களிடத்திலிருந்து அனுபவிச்சுங்க இருக்கலாம் உறவுகளிடத்திலிருந்து அனுபவிச்சுங்க இருக்கலாம் ஆனா கத்தர் சொல்றாரு உன் மேல எனக்கு சலிப்பு வராது அதனால நான் சொல்றேன் உன்னை கட்டுவேன்னு சொல்றார் ஆண்டவர் ஏன் இஸ்ரவேல் கன்னிகைக்கு அப்படி சொல்றாருன்னா இந்த கன்னிகை கத்தர் எப்படி பாக்குறாருனா பீசியஸா பாக்குறாரு எப்படி பாக்குறாருங்க ஆண்டவர் மோசையின் மூலமா இந்த ஜனங்களுக்கு சொல்லும்போது சொல்லுவாரு பூமியில எத்தனை ஜனங்கள் வேணாலும் இருக்கலாம் எத்தனை இனங்கள் வேணாலும் இருக்கலாம் ஆனா அவங்க மேலையெல்லாம் வராத ஒரு அன்பு சபையே இசரவேலே உண்மையில் எனக்கு வந்துச்சுங்கிறார் பூமியில் இருக்கிற அத்தனை ஜாதிகளுக்குள்ளேயும் ஜனங்களுக்குள்ளேயும் நீ எனக்கு சொந்தமாய் இருக்கும்படி உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்றார் யாரைங்க யாரைய நீங்க சொல்லுங்க யாரைய நீங்க சொல்லுங்க யாரைய என்னைய சொல்லுங்க என்னை விட திறமசாலிகள் இந்த உலகத்துல கோடி பேர் இருக்கலாம் என்னை விட அழகு நிறைந்தவர்கள் இந்த உலகத்துல கோடி பேர் இருக்கலாம் என்னை விட ஞானம் உள்ளவர்கள் இந்த உலகத்துல கோடி பேர் இருக்கலாம் என்னை விட புகழ் பெற தகுதியானவங்க இந்த உலகத்துல கோடி பேர் இருக்கலாம் ஆனா ஏனோ தெரியவில்லை எனக்கும் புரியல ஆண்டு சொல்றாரு உன்னை நான் எனக்காக தெரிந்து கொண்டேன் என்று கத்த சொல்லுகிறார் அலையா இந்த இந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு இந்த அன்பிற்கு இந்த மகிமையான விசேஷத்திற்கு நானும் நீங்கள் என்ன செய்ய போறோம் நீங்க சொல்லுங்க என் ஜீவன் உள்ள மட்டும் என் ஜீவன் உள்ள நாம் மட்டும் இங்கிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு என்ன உங்களுடைய நாமத்தை சொல்லி நான் கையெடுப்பேன் அன்று சொல்லுங்க இயேசுன்னு சொல்லி நான் வாழ்வேன் ஆண்டவரே ஹாலையிலூயா ஹாலையிலூயா என்னை வாழ வைத்தவர் என்னை நிற்க வைத்திருக்கிறவர் லட்சங்களுக்குள்ள கோடிகளுக்குள்ள என்னை தெரிந்து கொண்டிருக்கிறவர் ஆகவே என் ஜீவனுடைய இறுதி மூச்சினுடைய அந்த இறுதி நேரம் வரை உன் நாமம் சொல்லி நான் கையெடுப்பேன் எழுத்தின்படி லிட்டலா ஆண்டவர் சொன்னாரு நீ எனக்கு விளையாட பெற்றவனாய் இருக்கிறாய் நீ எனக்கு வேண்டும் ஆகவே நான் எத்தனை முறை நீ இடிக்கப்பட்டாலும் எத்தனை முறை நீ உடைந்து போனாலும் எத்தனை முறை நீ திருடப்பட்டாலும் எத்தனை முறை உன்னை சிறையாக்கினாலும் சபையே ஜனமே உங்களுக்கு எனக்கு கத்தர் சொன்னார் நான் திரும்ப உன்னை கட்டுவேன்